மேக்சிமம் மிடில் கிளாஸ்ல இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாருமே தன் குடும்ப கஷ்டத்துக்காக காலேஜ் முடிச்ச உடனே வெளியூருக்கு போய் வேலை தேட ஆரம்பிச்சிருவாங்க வேலை கூட கிடைச்சிடும் ஆனா ரூமு பேச்சுலர்ஸ்க்கு ரூம் தர மாட்டாங்க பொண்ணுங்களுக்கே ரூம் தர மாட்டாங்க பொண்ணுங்க நீங்க பேச்சுலர்ஸா இருக்கிறனால ரூம் தர மாட்டேறாங்க பசங்க நாங்க பேச்சுலர்ஸா இருக்கிறனால ரூம் தர மாட்டேறாங்க நாம ஏன் பேச்சுலர்ஸா இருக்கணும்ன்ற நீங்க வாங்க பழகுவோம் நீங்க பேச்சுலரா நான் பேச்சுலர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலரா எங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர் வாங்க எப்படி ரூம் தர மாட்டாங்க நாமளும் ரோட்ல போனா நாய் கடிக்கும் பண்ணா பைத்தியம் அனைத்து போயிடலாம் இன்னைக்கு என்ன ஒரு பொண்ணோட நம்பர் கூட நம்ம இல்லையேன்னு சொல்லி நான் கவலைப்பட்டுங்கும் போது எட்டு பொண்ணுங்கிட்ட எனக்கு ஒரு பொண்ணோட நம்பர் கிடைக்கும் வாட்ஸ்அப் நிறைய நம்பர் வச்சுன்னு சேட் பண்ணி சுத்துறவங்க மத்தியில உங்களோட இன்ஸ்டா ஐடிக்காக ரொம்ப கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வாரத்துக்கு ஒரு லவ்வோட சுத்துறவங்க நம்பர் தரமாட்டாங்க நாம தான் காலில் விழுந்து வாங்கணும் இங்க யாரை பார்த்தும் பயப்படாத இங்க உன்னோட காஞ்சி போனோம் வந்துச்சு என்ன அப்படின்னா தம்பி ஊனமுற்றோம் சட்டிடுவானுங்கண்ணே அப்படின்னா யாரு இல்லை அப்படின்னா வெள்ளப்பட யாருப்பா நான் தானே உன்னுதான்ப்பா பண்ணுது ஆனா யாரு நான் அப்ளை பண்ணதுன்னா அப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்துட்டு மச்சா நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா டேய் என்னைக்கு என்ன அப்ளை பண்ணேன் அப்படின்னா நீ தான் லவ் பண்றல அதுக்கு லவ் பண்றது தான் கண்ணு தெரியாத மேடா அடிச்சிருவேன் அடிச்சிருவேன் சரி நாமளும் யாரையா லவ் பண்ணலாமான்னு சொல்லி நான் யோசிக்கும் போது என் ஃப்ரெண்ட் வந்துட்டு மச்சான் இனிமே யாரும் லவ் பண்ணக்கூடாது நீ லவ் பண்ணக்கூடாதுன்னா ஏடா மச்சான் என்னாச்சுன்னா பிள்ளை மச்சான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணதில்ல அந்த பொண்ணு போய் ப்ரொபோஸ் பண்ண அவ அக்செப்ட் பண்ணிட்டா கங்க்ராஸ் மச்சான் ஆனா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்டா ஏன்டா மச்சா ரூல்ஸ் போடுறாடா என்னடா ரூல்ஸ் போட்டா மச்சா அவளை லவ் பண்ணா அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே தலை என் ஃப்ரெண்டு சோகமா கிடந்தான் ஏன்டானா இல்ல மச்சான் இப்படிதான் நான் லவ் பண்ணியிருந்தேன்ல அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்லிச்சுடா ஏன்டா என்னாச்சுன்னா இல்ல மச்சான் அவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாடா யாரா அவங்க அப்பா அம்மா என்ன பிரச்சனை பண்றாங்களா இல்ல மச்சா அவங்க சொந்தக்காரங்க என்ன பிரச்சனை பண்றாங்களா இல்ல மச்சான் பின்ன யாரா வேற யாரா பிரச்சனை பண்றா அப்படின்னா இல்ல மச்சான் அவன் புருஷன் தான் மச்சான் அவன் தான் மச்சான் வந்தது ஏன் தப்பா இந்த வீடியோ பார்க்க வந்தது உங்க தப்பான்னு எனக்கு தெரியாது நேரா ப்ளூ பஸ் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் பழங்க பழகலாம் பழகி பார்ப்போம் எங்க அம்மா பாரு எட்டு செருப்பு கிட்ட ஒரு பொண்ணு வாங்க எட்டு பொண்ணுங்கிட்ட ஒரு நம்பர் வாங்கினாதான் எனக்கு ஒரு செருப்பு